வேல் editing point version one point zero ஏற்கனவே ஏற்கனவே ஒரு சாஃப்ட்வேர் விட்டுருந்தேன் அது பார்த்தீங்கன்னா டெமோ வெர்ஷன் ஏற்கனவே யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துருப்பீங்க இது ரொம்ப நவீன முறையில் ஃபுல்லாக வடிவமைச்ச சாஃப்ட்வேர் இது இதில் பார்த்தீங்கன்னா டெமோ வீடியோ சாங் பார்த்துட்டு டெமோ பார்த்துக்கலாம் ப்ளே பண்ணிவிட்டு இதில் டோட்டல் ஃபிஃப்டி ஒரு ஐம்பத்தி ஒரு சாங் இருக்குது left Tamil title மஞ்சள் நிற விழா மஞ்சள் நிற விழா மேரேஜ் ரிசப்ஷன் வெட்டிங் எல்லாமே எல்லாத்துக்கும் டைட்டில் இருக்குது உங்களுக்கு மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இருக்குது உங்களுக்கு எந்த டைட்டில் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இங்கிலீஷு தமிழ் இருக்கு இல்லைங்களா எங்கே வந்து இங்கிலீஷ் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் சரி ஓகே இது எப்படி மிக்சிங் எடிஸ் மூலிமா எப்படி மிக்சிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ணுங்க இங்கே டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரிப்ஷன் சொல்ல வீடியோ மூலியமா சொல்லிடுறேன் நான் ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் ஃபுட்டேஜ் கிளிப்ஸ் இருக்கு வருது இல்லைங்களா இந்த ஃபுட்டேஜ் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது எளி புது எளிய முறையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் டச் ரிப்ளேஸ் இந்த பட்டன் கிளிக் கொடுங்க மீடியா கோடர் வரும் வந்துருச்சு இதில் என்ன பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ரிமூவ் ஐட்டம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிப் கிளிப்ஸ் வச்சுருக்கீங்களா அந்த கிளிப்ஸ் என்ன பண்ணுங்கள் ஒன் டைம் வந்து ஃபோட்டோஷாப்பில் ஒன் டைம் ஃபோட்டோஷாப்பில் வந்து எடிட் பண்ணி இது பண்ணிக்கங்க video size video size new layer கொடுத்துருங்க நியூ லேயர்ட்டு ஜிம் ஃபுல் ஹெச்டி இதில் வந்து சேப்பேக் கொடுத்துருங்க ஆல்ரெடி நான் கிளிப்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் பாய் ஜீரோ ஒன் பாய் ஜீரோ டூ பாய் ஜீரோ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கனால அது இப்போது ஒன் ஒன் டைம் மட்டும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் சேவ் பண்ணல கேன்சல் பண்ணிடுறேன் சேவ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதே மாதிரியே ரீநேம் கொடுத்துட்டு ஒன்ஸ் சேவ் பண்ணிடுங்க சேவ் பண்ணி சேவ் பண்ண கிளிப்ஸ் என்ன பண்ணுங்கள் எடுத்து இந்த மீடியா கோடர் உள்ளே விட்டுருங்க ஏற்றி விடுங்க ட்ராக் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுங்க ஸ்டார்ட் கொடுங்க இது வந்து ஓவரைட் சூஸ் நோ அப்படின்னு கேட்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஓவரைட் uh, கொடுங்க எஸ் கொடுத்துருங்க எஸ் கொடுங்க டிப்ஸ்லாம் வந்து ஓவரைட்டு ஃபுட்டேஜ் வந்து இங்கே தான் ரீப்ளேஸ் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் என்கோடிங் ஆகிட்டுருக்கு ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எல்லா கிளிப்பும் வந்து வீடியோவாக கன்வெர்ட் ஆகி ரீப்ளேஸ் ஃபுட்டேஜ் வந்து ரீப்ளேஸ் ஆகிடுச்சு இப்போ ஓகே உங்களுக்கு இப்போ எந்த சாங் ப்ரோஜெக்ட் தேவையோ அதை ஓப்பன் பண்ணி டெமோ பார்த்துங்க டெமோ பார்த்துட்ட பிறகு உங்களுக்கு எது ஓகேவோ இப்போ வந்து எனக்கு இந்த சாங் ஓகே இங்கே எடிஸ் ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபிஃப்டி த்ரீக்கும் செவன் பாயிண்ட் டுவெண்ட்டிக்கும் எல்லா வருஷனும் சப்போர்ட் பண்ணோம் டெமோ வருஷனும் சப்போர்ட் பண்ணது ஒன்லி ஃபுல் வருஷன் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணோம் நான் வந்து பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டுவெண்ட்டி அப்படின்ற சாஃப்ட்வேருக்கு வந்து கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளிப்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா இந்த கிளிப்ஸ் எல்லாமே ஃபுட்டேஜில் வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா இந்த கிளிப்ஸ் எல்லாமே ஃபுட்டேஜில் வந்து மாறிடுச்சு இனிமேல் இது தேவையில்லை க்ளோஸ் பண்ணிவிடும் இப்போ பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ்ல வந்து மாறிட்டு இருக்கு பார்த்தா தெரியும் கனவே கனவே மாறிடுச்சு எல்லா கிளிப்ஸும் மாறிடுச்சு ஓகேங்களா தெரியுதுங்களா ஓகே இப்போ நீங்கள் எஃப் லெவன் கொடுத்துட்டு டைரெக்டாக சாங்கை சாங்கை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இது ஃபஸ்ட்டு மெத்தட் ஜேபிஜேவை வீடியோவை ஜிபி ஜேபிஜிலேருந்து வீடியோ கன்வெர்ட் பண்ணிவிட்டு இல்லை எடிஸ்குள்ளே டீப்ஸ் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் வழி ஓகே இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வீடியோவை வீடியோவை ஃபுட்டோச்சு எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன் just demo demo and song footage இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன முக்கியமான வேலை என்ன முக்கியமாக வேலை செய்யணும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து சாங் சாங்ஸோட ஃபுட்டேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டெமோ நம்மளுக்கு வந்து எந்தெந்த சாங் ப்ராஜெக்ட் அப்படி வேணும்னு சொல்லிட்டு இதில் டெமோ பார்த்துக்கலாம் நம்ம உள்ளே போயிட்டு டெமோ பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது அங்கேயே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வீடியோ கிளிப்ஸ்னால் வீடியோ இங்கே வந்து டைட்டில் ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சாங் ப்ராஜெக்ட் வந்து ஃபுட்டேஜ் அதாவது வீடியோவை எப்படி கன்வெர்ட் பண்ணி சாங்ஸ் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வரதுன்னு இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இது கிளிக் பண்ணுங்கள் ஃபுட்டோஜ் ரிப்ளேஸ்மெண்ட் ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே இன்சர்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா இப்போ என்ன பண்ணுங்கள் பாய் ஒன்று பார்த்தீங்களா தெரியும் கிளிப்ஸ் இது தேவையில்லைனாக்கா டெலீட் பண்ணிவிடுங்க ஒன்றும் அவசியம் கிடையாது டெலிட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டெஸ்க்டாப்பில் வந்து வீடியோ கிளிப்ஸை சேவ் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இருக்கா இப்போ என்ன பண்ணுங்கள் drag and ட்ராப் பண்ணுங்கள் இல்லனா ஈத்து கூட அப்படியே வச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே பார்த்தீங்கன்னா வச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாய் ஒன்று அப்படி இருக்கு இல்லைங்களா ஃபஸ்ட்டு சீக்வென்ஸ் இப்போ என்ன பண்ணுங்கள் பாய் ஒன்று அப்படின்ற சீக்வென்ஸ்ல வந்து பாய் ஒன் என்டர் என்ட்ராச்சிங்கன்னா வந்துடும் கீழே வந்துடும் ஷிஃப்ட் என்ட்ரு அப்படின்னா ஷிஃப்ட் என்ட்ரு கொடுத்தாலும் ஓகே இல்லைனா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இது விட்டாலும் ஓகே ஏதோ ஒரு முறையில் இது விட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா டெலிட் பார்ட் டெலிட் பார்ட் கொடுத்துட்டு டெலிட் வீடியோ கிளிப்ஸ் இப்போது டெலிட் கேப் உள்ளே வந்துச்சிங்களா இப்போ என்ன பண்ணுங்கள் twenty five 25 is in elena 20 above 20 above vachittu twenty above copy చేస్తారా forward key okay twenty above delete by 2 50 telecap built hard clip clip delete audio clip copy press forward clip okay 20 seconds delete கொடுங்க next பாய் three clip clip copy okay இது வந்து 20 இருக்குது 20 above இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை டுவெண்ட்டி அபோவ் கொடுத்துருங்க இதுக்கு வந்து copy paste கொடுத்துட்டு okay about okay four clipart clip copy paste Comfortable. Wi-Fi level for statement table group report three report எல்லாத்தையுமே இதே மாதிரி பண்ணிக்கங்க outro. Eu vou limpar aí. Note clip இல்லை அதனால வந்து நான் என்ன பண்ணுறேன் இருக்கு ஃபைவ் कंट्रोल कोर के देखिए पोर्ट ट्वेंटी फाइव वर्क तो के फाइव ओके एक्सपोर्टिंग टिप्स बहुत एक्सपोर्ट போர்ட் பேட்ச் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும் கிளிக் கொடுங்க okay select all click exporting this is video இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வீடியோ கிளிப்ஸ் ஏற்கனவே சொன்னது வந்து ஃபோட்டோ கிளிப் ஃபோட்டோ வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணி எப்படி எடிஸ்குள்ளே கொண்டு இப்போ சாங்ஸ் எப்படி கொண்டு வரதுன்னு சொன்னேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிப்ஸை எப்படி ஃபுட்டேஜ் ரீப்ளேஸ்குள்ளே எப்படி மாற்றுறதுன்னு சொல்கிறேன் எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க already it's due want export already நேமில் இருக்கான் ஆனால் நீங்கள் எஸ் கொடுத்துருங்க நோ கொடுக்காதீங்க எஸ் கொடுங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டிங் இருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் வீடியோ எடிட்டிங் பண்ணலாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது six month only new updation வரும் மெனு மெனு ஆப்ஷன் சொல்லிடுறேன் ப்ராஜெக்ட் டைட்டில் சாங்ஸ் இந்த பட்டன் இருக்கீங்களா Tamil songs Tamil titles English titles Tamil songs Tamil songs Tamil title English and exit exit ஆகிடும் டெக் சாங் ஃபுட்டேஜ் ஸ்டிப் ஃபுட்டேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இது டைட்டில் இருக்கு நியூ டைட்டில் இது வந்து கொடுத்துருக்கேன் ரன் எடிஸ் டைரெக்ட்லி ரன் பண்ணுறதுக்கு எடிஸ் எடிஸ் கிளிப் பட்டன்ஸ் இது அபவுட் அபவுட்டில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து ஃபுல் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு என்னென்ன ஆப்ஷன் சொல்லிட்டு கொடுத்து வச்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் டவுட் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு கால் கால் பண்ணுங்கள் call me this my number and my mail ID okay exporting C clips wait பண்ணுங்கள் உள்ள சிஸ்டம் கண்டிஷனை பொறுத்து ஸ்பீடு வந்து ரெண்டரிங் ஆகும் என்னோட சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா five seven double seven double zero K sixteen GB RAM ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஈஸியான முறையில் சாங்ஸ் வந்து மிக்ஸி பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நாற்பத்தி ரெண்டு இருக்குது ஒன்று கூட ப்ளே பண்ணி டெமோ பார்த்துக்கலாம் இது ஈஸியாக டைட்டில் தமிழ் song கபாலி சொன்ன என்ன சொன்ன கண்ணால கதவு நீ என்றே போகுது ஓகே சக்ஸஸ்ஃபுல் ஃபினிஷ் க்ளோஸ் பண்ணிடுங்க இதையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க நோ கொடுத்துருங்க சேவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நோ கொடுத்துருங்க இப்போது சாங் ப்ராஜெக்ட்டுக்கு போங்க ஓகே இந்த சாங் ப்ராஜெக்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன் நினைப்பது நீங்க சாங் வந்து ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது கிளிக் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக சாங் வந்து டிசபிள் ஆஃப் ஆகிடும் ஸ்டாப் ஆகிடும் ஓகே பார்த்தீங்களாங்க தெரியும் ஏற்கனவே நான் வந்து இது ஃபோட்டோ கிளிப்ஸ் வச்சு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி பார்த்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிப்ஸு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிப்ஸ் பார்த்தாலே தெரியும் வாட்ச் பண்ணுங்க ஏற்கனவே இந்த ஃபோட்டோ இப்போ வந்து வீடியோ கிளிப்ஸில் ரிசர்ச் ஃபுல்லாக ஏதேதோ பெண்ணேறி கடிதத்தை பொன்னிதயம் என் வசத்தில் போய் நீங்கள் எஃப்லான் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன தேவை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை என் சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணும்னாக்கா எனக்கு கால் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் வந்து அபோ அபோட்டில் காமிச்சிருப்பேன் அப்படி இல்லைனா nine five triple six double seven six two one என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சாஃப்ட்வேர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் யூடியூப் நிறைய பேர் வாஸ் யூடியூப் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணாதவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சவங்க அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள் ரொம்ப நான் கஷ்டப்பட்டு ரொம்ப உருவா இது பண்ணியிருக்கேன் உருவாக்கியிருக்கேன் உங்களுக்கு தேவைனாக்கா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்னோட நம்பர் இது ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்னாக்கா வீடியோ டிஸ்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வந்து இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் ஆல்